டெலிகிராம் குரூப் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க வேர்ல்டு வைடில் இருக்கிற தமிழ் யூடியூபர்ஸ் தான் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ மற்ற யூடியூபர்ஸ் கூட இருக்கலாம் கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தோரு பேர் இருக்காங்க ஸோ தமிழ் யூடியூபர் கேட்டகரியில் வந்து இதுதான் வந்து அதிகப்படியான மெம்பர்ஸ் இருக்கிற சேனல் நானூற்றி இருபத்தோரு பேர் இருக்காங்க ஸோ இப்போ வந்து இதில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நம்மளோட இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தமிழ் யூடியூபராக இருந்தால் வந்து இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தோரு பேர் இருக்காங்க டெய்லியும் ஒரு இருபது முப்பது பேருக்கு வந்து நீங்கள் விஷயலாக வந்து உங்களோட சேனலோட லிங்க் அனுப்பி சப்ரிவர் பண்ணுங்கள் சப் டு சப் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னா அவங்க வந்து சப்ரிவர் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போடுவாங்க அதேமாரி நீங்களும் வந்து உங்களோட இவங்களோட சேனலை வந்து சப்ரிவர் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களைய வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க சப்ரிவர் பண்ணிக்குவாங்க ஸோ வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் மினிமம் வந்து எவ்வளோ பேருக்கு வேணாலும் மெசேஜ் பண்ணலாம் நீங்கள் நானூறு பேருக்கு கூட டெய்லியும் வந்து மெசேஜ் பண்ணலாம் ஸோ மெசேஜ் பண்ணி நீங்களும் வந்து அவங்களோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்களும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் இதன் மூலமாக வந்து ஈஸியாக வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கொண்டுட்டு வர முடியும் இப்போ இந்த ஒரு டெலிகிராம் சேனல் மூலமாக வந்து ஈஸியாக வந்து ஃபோட்டோஸ் வந்து வாட்ஸ் அண்டு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ இதோட பின் மெசேஜ் ஒன்று பண்ணியிருக்காங்க உங்களுக்கு படித்து காட்டுறேன் சிறிய யூடியூப் சேனல் வைத்து வைத்து இருப்பவர்களுக்கு உதவும் எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட குழு இது ஒருவருக்கொருவர் லைக் கமெண்ட் ஷேர் ஹப்ரிவர் செய்து பலன் பெறுங்கள் இதன் மூலம் ஆயிரம் ஹப்ரிவர் எண்ணிக்கையும் நாலாயிரம் வாட்சவர்களையும் எழுதி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஜாயின் ப்ரமோட் யுவர் யூடியூப் வீடியோ ஃபோர் தௌசண்ட் வாட்சவர் அண்ட் ஆயிரம் ஹப்ரி சப் ஹப்ரிவர் சப்போர்ட் லைக் ஃபார் லைக் ஷேர் ஃபார் ஷேர் கமாண்ட் ஃபோர் கமாண்ட் சப்ரிவர் ஃபோர் சப்ரிவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஒரு டெலிகிராம் சேனல் வந்து தமிழ் யூடியூபர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க எப்படி இந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோ வந்து லாஸ்ட் அடிக்க இருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நம்ம சேனலில் வந்து ஏதோ ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோஸ் வந்து நம்ம ஷூஸ் பண்ணுவோம் அஜித்தோட வீடியோ வந்து நான் ஷூஸ் பண்ணுறேன் இப்போ வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவோட டைட்டில் கொடுத்துருப்போம் இப்போ அது கீழே வந்து லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் ஓப்பன் கேட்கும் நான் வந்து க்ரோம் ப்ரௌசரை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிகிராம்லேருந்து எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு இப்போ வந்து நம்மளுக்கு ப்ளூ கலரில் இங்கே ஷோ ஆகும் ஸோ அந்த இது போஸ்ட்டு தான் வந்து அந்த சேனல் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண் ஜாயின் நவ் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து டெலிகிராமில் அந்த ஒரு டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் அப்படின்ற ஒரு டேப் வந்து ஷோ ஆகும் இந்த டிஸ்கஸ் டேக்கில் டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாயினோ அப்படின்றதுக்கு சாரி ஃபாலோ அப்படின்றதுக்கும் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லா குரூப்புமே வந்து இதில் ஹோ ஆகும் நீங்கள் டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த ஒரு டெலிகிராம் சேனல் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் யூடியூபர்ஸ்க்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் குரூப் லிங்க் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு வீடியோ ரீச் ஆக போகிறோம் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாரி நம்ம நம்மளோட சேனலோட கம்யூனிட்டி டேப்பில் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கான ஓட் கவுண்டிங் வந்து போடுவேன் ஸோ அந்த ஓட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வரும் ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன் இதே மாதிரி உங்களோட குரூப் வந்து ப்ரமோஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ கையில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம சேனலில் வீடியோவை பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link application and ஹவுட்டர் லிங்க் அண்ட் வெப்சைட் லிங்க் வந்து ப்ரமோஷன் ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம சேனலில் வீடியோவை பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான டாபிக்கோட பார்க்கலாம் ஓகே பாய்